வணக்கம் இப்போ நம்ம bank Nifty one minute chart பார்க்குறோம் இன்னைக்கு டே வந்து ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டெக்னிக்கல் சார்ட் இந்த டெக்னிக்கல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகும் ஸோ இப்போ டே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பட்ஜெட் டே என்ன நமக்கு பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு நாளைக்கு தான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு முக்கியமான டேயாக இருக்கும் ஏன்னா சீதாராமன் அவங்க ஹானரபிள் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும் ஸோ இந்த டயத்தில் எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் பிகினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் அட்வைசபிள் என்ன அப்படின்னா பிகினர்ஸ் யாருமே ட்ரேடிங் பண்ண வேணாம் மெயினாக வந்து மேம் வந்து ஸ்பீச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்பீச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யாருமே வந்து ட்ரேடிங் பண்ணாங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவங்களுடைய ஸ்பீச் கொடுக்க கொடுக்க அவங்க என்ன செக்டார்னுடைய பேர் சொல்கிறாங்களோ அந்த செக்டார்னுடைய மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி வாலட்டையில் அப் அண்ட் டவுனில் அதில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே மூவ் பண்ணும் இப்போ பேங்க் செக்டார் சொல்கிறாங்கன்னா பேங்க்கோட ஸ்டாக்ஸில் மூவ் பண்ணும் ஆட்டோமொபைல் செக்டார் சொல்கிறாங்கன்னா அதில் இருக்க டிவிஎஸ் அதுக்கப்புறம் டாட்டா டாட்டா மோட்டார்ஸ் இந்த மாதிரி செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்னுடைய பேர் சொல்லும்போது அதில் ஹெவி வாலட்டேல் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் டைத்தில் ட்ரேட் பண்ணுறவங்க நிறையா நிறையா பட்ஜெட் பார்த்தவங்க அதுவும் இல்லாமல் அந்த செக்டார் சொல்லும்போது குயிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி குயிக்காக வந்து எக்ஸிட் ஆகிறவங்களா இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு thirty second trader ten second trader ஒரு ஒன் மினிட் ட்ரேடர் அது மாதிரி குயிக் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் பட்ஜெட் டைத்தில் பண்ணுவாங்க மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ஹெவி வாலட்டைல் இருக்கும் ஹெவி மூவ்மெண்ட் இருக்கும் பிகினர்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா ட்ரேட் பண்ணுங்கள் இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் பெஸ்ட் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கில் மட்டும் பண்ணுங்கள் ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் ஆகிற அந்த டயத்தில் மட்டும் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் வாட்ச் பண்ணுற மூலியமாகவே நிறைய விஷயம் கற்றுக்கலாம் நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் நமக்கு ட்ரேட் ட்ரேடிங் டேஸ் நிறையா இருக்குது ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துக்கலாம் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டெக்னிக்கல் பெஸ்ட்டு சார்ட் தான் ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு விஷயம் இருக்குது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்னால் நியூஸஸ் என்ன வருது அந்த நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூமெண்ட் சேஞ்ச் ஆகுது டெக்னிக்கல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கிவன் டேட்டாவை வச்சு அதை அனலைஸ் பண்ணி அதில் நமக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சு அதில் பிரேக் அவுட் வச்சு அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறது தான் ஸோ ஜென்ரலாக எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது ட்ரேடிங் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் நம்மளுடைய சார்ட்டும் ஸோ அப்படி நமக்கு நீங்கள் ஜான் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் பட்ஜெட்டை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தோம் ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு ட்ரேடிங் பற்றி தெரியாதுன்றதுனால ஸோ அதே வந்து இப்போ நம்ம சார்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம் இதில் லெவன் நைன்டீனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்திருக்கு thirty eight thousand eight point தேர்ட்டியில் பை பண்ணலான்ட்டு வந்ததுக்கு கீழே தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலி எங்களுக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனதே thirty eight thousand break out ஆனதுனால தான் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் பாசிட்டிவாக இருக்குது அதிக சான்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டான thirty eight thousand one or த்ரீயை பிரேக் அவுட் பண்ணதான்னு அதுவும் அனதர் நெக்ஸ்ட் ஒரு ரவுண்டான ரேஞ்ச் தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகுது நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் லாஸ்ட் த்ரீ கேண்டில் தான் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அந்த லாஸ்ட் த்ரீ கேண்டில் கொடுத்த மூவ்மெண்ட்டில் பையிங் ரேஞ்சிலேருந்து ஃபஸ்ட் ஆர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ண வந்து ட்ரை பண்ணுது ஸோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரடில் நிற்கிது ஸோ லாஸ்ட் ஒரு டூ கேண்டில்ஸ் அந்த ரேஞ்சில் நின்றுச்சு இப்போ ஃபைனலாக பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட் ஆர்ட்டுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேல ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது கண்டினியூஸாக ரைஸ் ஆனதில் செகண்ட் டாராட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஆஃப்டர் ஒரு ஒன் ஃபிஃப்டீன் மார்க்கெட் டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை இன்டிமேட் பண்ணுறக்காண்டி செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டின்னு வந்திருக்கு thirty eight thousand hundred and thirteen point டென்ல செல் பண்ணுங்கன்னு வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும் அந்த சார்ட் அனலைஸ் பண்ணும் கேண்டில்ஸ் அனலைஸ் பண்ணும் அது பிரேக் அவுட் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட் ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ரைஸ் ஆகும்போது பை கால் அதே டவுன்ல வரையில் செல் கால்னு சொல்லி தரும் ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு நமக்கு கால்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கனால ஒவ்வொரு இடையும் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ கேண்டில் கலர் சேமாக இருக்குன்றனால மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக நியூஸஸ் நமக்கு வரும்போது மட்டும்தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் அந்த மூவ்மெண்ட் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு டுவெல் பிஎம் வரைக்குமே பெரிய மூவ்மெண்ட் இல்லை தான் மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே டெட் ஸ்லோவில் தான் இருந்துச்சு பட் ஒரு ஆஃப்டர் டுவெல் பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி மூவ்மெண்ட் மார்க்கெட் வந்து குயிக் மூவ்மெண்ட் ஆகுது நல்ல வாலட்டைலாக இருக்குது இப்போ ஒன் ஓ கிளாக் அப்புறம் டக்குன்னு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் பிஎம்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டமே வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவான மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆனதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபோர் மினிட்ஸில் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் வந்துருச்சு நமக்கு தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ஃபஸ்ட் ஒரு த்ரீ கேண்டில் ட்ரை பண்ணுச்சு தேர்ட் கேண்டில் டக்குன்னு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனதில் நமக்கு thirty eight hundred break out ஆன நெக்ஸ்ட் செகண்டே பாருங்கள் டக் டக்குன்னு டவுன் சைடில் வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு bank Nifty weekly option thirty eight thousand put option so நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக நமக்கு செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து அதே பை கால் வந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் பார்த்துக்கலாம் நமக்கு ப்ரீவியஸ் கால் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட பார்த்தோம்ல அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் அதனால் இதில் செல்லில் ஷோ பண்ணுது செவன் ஃபிஃப்டி நைனில் வந்தது சிக்ஸ் டுவெண்ட்டி வரைக்கும் டவுனில் இறங்கியிருக்கு நல்லா அது செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி இறங்கினதுனால நமக்கு இப்போ தேவை பை கால் தான் ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது செல் கால் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் வந்து பை கால் வந்திருக்கு செவன் ஆர் சிக்ஸில் பை பண்ணலான்ட்டு இது பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஆப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா பெரிய மொமெண்டம் இல்லை ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல ஸோ ஃபியூச்சரில் ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா இதில் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பாயிண்ட் தான் வந்து கிடச்சி செவன் நாட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ்டி ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ